செத்தான்டா இன்னைக்கு நீ நான் தோக்கடிக்கலாம் ஆனா முடியல கேட்டோஸ் நீ உன்னையே உன்னையே மாத்திப்ப கிட்ஸ் பார்க்காதீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டான் அவன் டக்குன்னு அடுத்து முடிச்சிட்டான் எங்க ஓடுற இந்த காலேஜ் தானே உனக்கு நொண்டி நொண்டி ஓடுறா டேய் ரெண்டு ரெண்டு ஓடுற டே This guy deserves. யூனஸ் ஆகலாம் இவன் இறந்ததுனால இவன் மூலியமா டிசீஸ் வந்து பரவுது